வணக்கம் இப்போ நாம crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் டூ நைன்ட்டி செவனில் பைக்கால் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஒன் ஜீரோ வந்து இதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்துருந்துச்சு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்போ ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி ஆனனால நமக்கு பைக்கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் செவன்டீன்த் தேர்ஸ்டே ஸோ இன்றைக்கி நமக்கு இப்போ நம்ம ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் இப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காலே வந்து கிடச்சிருக்கு டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி கிடச்சிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ் எப்பயுமே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுறது வந்து ஜென்ரலாகவே ஒரு டுவெல் ஓ கிளாக் அதுக்கப்புறமா அது பண்ணுற ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் அடுத்த ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா டைமிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் தான் ஏன்னா தான் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த டைமிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ் ஜென்ரலாகவே நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நேரம் நம்ம பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக் தான் அதாவது மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் இந்த சிக்னல்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே என்ட்ரி கிடைக்கும் அதே மாதிரி கிடைக்கிற என்ட்ரியும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் மார்க்கெட்டும் வந்து மூவ்மெண்ட் நல்லா இருக்குன்றனால ரீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்னு அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போதைக்கு நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் டூ நைன்ட்டி செவனில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா five three one zero point twenty four so five three one one ஆச்சு வரணும் அப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு க்ரூட் நமக்கு கிடச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா five three one one one two அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சுல ஜென்ரேட் ஆன உடனே வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி டார்கெட் கிட்டக்க வந்துச்சு ஈவன் நிறையா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்டக்க வந்துச்சு பட் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இது இந்த மாதிரி சான்ஸால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒன் சிக்ஸ்டீனுக்கு அப்போ ஜென்ரேட் ஆன கால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது உங்களுக்கு கேண்டிலுடைய கலரும் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் செல்லிங் ட்ரெண்ட்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலரில் வந்து ட்ரேடிங் போகும் அதே ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கேண்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும் பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது மார்க்கெட் வந்து செல்லிங்லேருந்து பையிங்காக மாறுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஓப்பன் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் டென் டுவெண்ட்டிக்கு வந்த buy call five two eighty ஃபைவ்ல வந்துச்சு அது வந்து வித்தின் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே அச்சீவ் வந்து பண்ணுச்சு அதுக்கப்புறம் செல் கால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பைக் கால் ஸோ ஆல்ரெடி ரெண்டு கால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு இதனால் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் எப்படி உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்குது அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவை கால்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் லைவாக வந்து காட்டிடலான்னு சொல்லிட்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஆகுது ஃபைவ் த்ரீ த்ரீ செவனில் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு first at five three twenty three வந்து காட்டுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஒன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஃபைவ் டூ நைன்ட்டி செவனில் அப்போலேருந்தே மார்க்கெட் தொடர்ந்து ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு அடுத்து ஒரு டூ டுவெண்ட்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆச்சு ஸோ இது செல் கால் அதுக்கு ப்ரீவியஸாகவே ஜென்ரேட் ஆனது ஒரு லெவன் தேர்ட்டி போல் அதுவும் நல்லா வந்து டவுனில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு ஃபஸ்ட் ஆரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பைக்காலாவும் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அதாவது பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் இப்போ நம்ம பார்த்தோம் டார்கெட் அச்சீவ் பண்ணதை இப்போ நமக்கு செல் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கு அதனால் கேண்டில் வந்து ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்துடுது ஸோ நமக்கு வந்து செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஒரு பைசல் கால் இப்படி தான் வந்து க்ரூட் ஆயிலில் ஜெனரேட் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்து கேண்டில்ஸ் மூவ் பண்ணும் கேண்டிலுடைய கலர் எப்படி வரும் அப்படின்றது ஒரு கால் ஜென்ரேட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு five three thirty seven thirty six இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது நம்மனா எதிர்பார்க்குற டார்கெட் வந்து ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆன பைக்கால் ஆக்சுவலி கண்டினியூஸ் ரைசிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் ஏறிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்தாலும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு டக்குன்னு வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆன candle down side break out ஆச்சு அந்த பிரேக் அவுட் ஆனோடனே நமக்கு வந்து செல்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் இப்போ ட்ரெண்ட் என்ன அடுத்த ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன ரெண்டு ட்ரெண்ட் தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம் ஸோ ஒன்று க்ரீன் கலர் கேண்டில் இல்லாட்டினா ரெட் கலர் கேண்டில் தான் ஸோ நமக்கு இப்போ ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து அந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பக்கத்தில் என்ட்ரி பாயிண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் என்னென்ன டார்கெட்ஸ் வரும் அது வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுன்ற லெவலுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இந்த சார்ட்டை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பித்தது ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால்லேருந்து டார்கெட்டுக்கு ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் வந்து செல் கால் வந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து வந்து ஏறிச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் அது வந்து மார்னிங்லேயே வந்து வந்துச்சு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு செல் கால்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா ஃபஸ்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் கால்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் பேசிஸ் தான் ஸோ மார்க்கெட்னுடைய